வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரம் குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக அதாவது நண்பர்களே என்று நாம் பார்க்க போவது வந்து மிருனராசிக்கான குரு பயிற்சி பலன்களும் சனிப்பயிற்சி பலன்களும் அதாவது முப்பது வருடங்களுக்கு பிறகு சனி வந்து உங்கள் ராசிக்கு அஷ்டம சனியாக அஷ்டமஸ்தானத்தில் நின்று நிற்கிறார் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இரண்டு வருடமாக சனி அஷ்டம சனி இரண்டு இருக்கும் யாரெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவரில் பிறந்தீங்கன்னா அவங்க அஷ்டம சனியோட தாக்கத்தை உணர்ந்து இருக்க முடியும் சரிங்களா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு காலத்தில் மகரத்தில் இருக்கும் சனி இப்போ தான் அதாவது முப்பது வருடங்களுக்கு ஏறத்தாலும் முப்பது வருடங்களுக்கு பிறகு மகரத்திற்கு வருகிறார் அப்போனா அஷ்டம சனியோட தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி குரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து மகர ராசியில் குரு நேசமடைந்திருந்தார் அது வந்து இருபத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு ஏறத்தால் அதே இடத்துக்கு வந்திருக்கிறார் உங்களுக்கு அஷ்டம சனத்தில் சனி பயிற்சியும் இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது அது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கோம் ஏற்கனவே சனி அஷ்டமத்தில் இருக்கார் வருகின்ற நவம்பர் இருபதாம் தேதி காலை ஆறு மணியிலிருந்து அதாவது தனுசில் இருக்கும் குரு வந்து மகத்தில் சென்று அஷ்டம அதாவது நீசமடைகிறார் அப்படின்னா சனியும் அஷ்டமஸ்தானம் குருவும் அஷ்டமஸ்தானம் இது எந்த மாதிரியான பலன்கள் மிருன ராசிக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா ஏறத்தாலும் இனிமேல் குரு அவங்க பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஏறத்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிகப்படியான பலன்கள் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலேருந்து கிடைக்கப்படும் இது வந்து யோகமா இல்லை அவயோகமா அப்படிங்கிற எந்த மாதிரி விதங்களில் யோகம் எந்த மாதிரி விதத்தில் இது வந்து அவயோகம் அப்படிங்கிற நம்ம பார்ப்போம் சரிங்களா அதாவது நண்பர்களே முதல்ல சனிப்பயிற்சி நம்ம முடிச்சிடும் சரிங்களா அஷ்டம் இது வரைக்கும் என்னென்னா மிருன ராசிக்காரங்க இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்களேன் ஏ ஒரு எட்டாம் பாவத்தில் சனி எட்டாம் பாவத்தில் சனினா எட்டாம் பாவம்னா முதல்ல என்னங்க ஏன் எட்டாம் பாவங்கிறது இவ்வளோ மோசமாக பேசப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எட்டாம் பாவங்கிறது வந்து அவமானம் அசிங்கம் துன்பம் எதுவும் விமர்சிக்கப்படுதல் உடல்நல பிரச்சனைகள் சிறைவாசம் அப்புறம் இவ்வளோ பிரச்சனைகள் அப்புறம் இவ்வளோ மோசமானதா நம்ம வரல வந்து சனி வந்து எல்லாம் கெடுதலே பண்ண போகிறாரா அப்படின்னு உடனே ஒரு மேம்போக்காக நீங்கள் எடுத்துக்க வேணாம் எதுவுமே சரிங்களா அங்கே சனி ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெறுவதனால எந்த மாதிரியான பலன்கள் இப்போ நல்லா பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க மின்ன ராசிக்கு எட்டில் சனி இருக்கா சனி எந்த பாவம் மூணாம் பார்வை சனிக்கு வந்து இப்போ மூணு ஏழு பத்து மூணு வகையான பார்வைகள் இருக்குது மூணாம் பார்வை மூணாம் பார்வையை வந்து பத்தாம் பாவம் உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படின்னா சனி பயிற்சி எட்டுலேருந்து மூணாம் பாவத்தை பார்க்குறாரு எல்லா ராசியும் இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த ராசியாக இருந்தாலும் அஷ்டமன ஸ்தானத்தில் வரும்போது சனி வந்து மூணு ஏழு பத்து மூணுனா உங்களோட இரண்டாம் பாவம் உங்களோட தொழில் ஸ்தா உங்களோட தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பார் மூணாம் பறவையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் இரண்டாம் இரண்டாம் பாவத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையா அப்படின்னா என்ன பேச்சு பணம் பரும்பலி அப்புறம் பத்தாம் பறவையும் உங்கள் பூர்வீக சொத்து குழந்தை கால் இதை எல்லாமே பார்ப்பார் இந்த பாவத்தை எட்டாம் பாவத்துலேருந்து பார்க்கணும்னா இடையில் ஒரு பிரிவை ஏற்படு ஏற்படுத்துவார் இந்த பாவத்துலேருந்து உங்களுக்கு ஒரு விமர்சனம் ஏற்படும் ஒரு கெட்ட பெயர் ஏற்படும் அப்படிங்கிறது அர்த்தம் எல்லாருக்கும் அஷ்டம ஸ்தானம் வரும்போது இந்த குறிப்பிட்ட பாவங்கள்லாம் பாதிக்கப்படும் என்னங்க முக்கியமான பாவனை என்னங்க தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு ரெட் கலரில் போட்டிருக்க பாருங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்த்துக்கிறார் இரண்டாம் பாவம் பணம் ஸ்தானத்தை அதாவது பேச்சு இதெல்லாமே ஐந்தாம் பாவம் குழந்தைகள் பூர்வீகம் உங்கள் ஆசை இதெல்லாமே பார்க்குறேன் அப்படின்னா இது எல்லாமே அவுட் ஆகுமா கண்டிப்பாக கிடையாது ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் எட்டாம் பாவம்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் மனம் விரும்பாத விஷயங்களை ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்படுத்தும் இவ்வளோ நாளாக உங்களோட கேரக்டர் என்னன்னு தெரியாது ஆனால் ரெண்டு காலகட்டங்களில் தெரிய வரும் உடல்நல கோளாறு தேவையில்லாமல் இருப்போம் உடல் ஃபுல்லாக வலியாக இருக்கும் உடம்பு ஃபுல்லாக வலியாக இருக்கும் ஏன் வலிக்குது ஹாஸ்பிட்டல் போனால் வரவே தெரியாது ஆனால் மருத்துவ செலவு போயிட்டே இருக்கும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் சரிங்களா மூணாம் பார்வை சனியோட மூணாம் பார்வை என்னங்க மூணாம் பார்வை தொழில் சார்ந்த அதிகப்படியான முயற்சி தேவைப்படும் நீங்கள் ரொம்ப கடினப்பட்டு ஒரு வேலைக்கு சேருவீங்க அப்படி சே அந்த வேலையில் சேர்ந்துறீங்க வைங்க அந்த வேலையிலையும் பல பேர் உங்களை விமர்சிப்பாங்க இந்த மாதிரி இப்படி பண்ணியிருக்க நீங்கள் அப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சில பேருக்கு வேலையும் பறிபோகலாம் இல்லைனா புது வேலை இந்த ஒவ்வொரு மாற்றமுமே இந்த ஒவ்வொரு கெட்ட விதமான மாற்றமுமே ஒரு நல் மா நல்ல விதமான மாற்றத்துக்கு அறிகுறிங்க சரிங்களா ஒரு கெட்டது நடந்து தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அஷ்டமத்தில் இருக்கும் சனி சரிங்களா ஒரு கெட்டதை கொடுத்து தான் ஒரு நல்லதை கொடுப்பார் உடனே இந்த ஏழாம் பார்வையாக இரண்டாம் பாவத்தை பார்க்குறேன்னு வைங்க ஏழாம் பார்வைன்னு என்னங்க ஏழாம் பாவம்னா திருமணம்னு சொல்லுவோம் ஒரு உறவுன்னு சொல்லுவோம் ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம் மிருன ராசிக்கு எட்டுலேருந்து சனி இருக்கிறதுனால இரண்டாம் பாவத்தை பார்க்கறனால உங்கள் பேச்சால் நீங்களே மற்றவர்கள்ட்டு பிரியும் சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் அடுத்தவர்களை எப்படி பேசணும் விமர்சித்து பேசுவீர்கள் கோபமாக பேசுவீங்க இப்படி பேசியே உங்களுக்கு அவங்களால ஆதாயமும் கிடைக்காது ஒரு பணம் வரும் அவங்களால பணம் வரும் அதனாலே நீங்கள் பிரிஞ்சிருவீங்க இருக்கிறதும் போயிடும் இதுக்கெல்லாம் காரணம் யார் நீங்களாகவே அதுக்கு காரணமாக இருப்பீங்க ஏன்னா உங்கள் பேச்சு உங்கள் குணம் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் அவர்களுக்கு அப்போனா நீங்கள் பேச்சை ரொம்ப பார்த்து யோசிச்சு பேசணும் சில பேர் இந்த ஏன்னா சனி வந்து எருளியுமே வந்து ஒரு கரெக்டாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவர் இப்போ வந்து ஒரு நாற்பது வயசு ஆளுங்களாக இருக்குன்னு வைங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசு அந்த மாதிரிலாம் வீட்டில் வந்து தேவையில்லாமல் ஃபேன் ஓடிட்டுருக்கோம் அது அவங்க குழந்தைங்க குழந்தை அடுப்பாக ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு தேவையில்லாமல் கோவம் வரும் கோவம் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க அவங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டு தனியாக நீ வேணாம் அப்படிங்கிற விஷயம்லாம் ஏற்படலாம் அப்போனா சரி ஃபேனை ஆஃப் பண்ணி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஒருத்தன் கரெக்டாக அந்த டைமுக்கு வேலை செய்ய மாட்டாங்க டைமுக்கு வேலை இதெல்லாம் உங்களுக்கு கோவப்பட்டு நீங்கள் வந்து அவங்கள விமர்சித்து பேசுவீங்க உங்கள் பேச்சை நீங்கள் கட்டுப்படுத்துங்க ஏன்னா உங்கள் பேச்சால் நீங்கள் அடுத்தவர்களிட இடமிருந்து பெரியும் சூழ்நிலை ஏற்படுத்தும் அதனால் அதில் நீங்கள் கவனமாக இருங்க சரிங்களா அப்போனா பேச்சு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறங்கிறதுல ஒரு பொறுத்து இருக்குது சரிங்க தொழில் சாணம் இந்த மாதிரி இருக்குது மூணாம் பாவம் என்ன தான் தொழில் பண்ணாலும் பிரச்சனை அப்படின்னு எல்லாமே இப்போ அடுத்து வந்து ஐந்தாம் பத் ஐந்தாம் பாவத்தை பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக அப்படின்னா உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படலாம் எல்லாம் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு மெடிக்கல் செலவு எல்லாமே செய்யும் சூழ்நிலை ஏற்படலாம் குழந்தைங்களை நம்பி ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து முடிவு முடிவில் இறங்குங்க ஏன்னா அதுவே ஒரு பிரச்சனை ஏற்படும் பூர்வீக சொத்து சில விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக இல்லாமல் இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து அடுத்து உங்களுக்கு எழுதி கொடுக்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படலாம் இந்த மாதிரி அப்போனா உங்கள் ஆசைகள் உங்களோட கா யாரால் காதலிக்கிறீங்க காதலிக்கிறவங்களாம் ரெண்டுங்களாம் வைங்க அவங்களுக்குமே ரெண்ட பாவ ரெண்ட காலகட்டங்களில் பிரிவை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படுத்தும் பிரிவை ஏன் பிரிவு பிரிவு பிரிவு இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிட்டு வைங்க உங்கள் பேச்சை நீங்கள் சாம சரியாக யூஸ் பண்ணலைன்னா ஐந்தாம் பாவம் உங்களை விட்டு போயிடும் ஏன்னா சனி வந்து ஏழாம் பார்வை ஏழாம் பவனம்னா உறவு அந்த உறவை வந்து நீங்கள் நெகட்டிவ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாவம்லாம் பிரிஞ்சு போயிடும் வேலை செய்கிற இடத்துல மட்டும் நீங்கள் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருங்க அடுத்தவங்களை சரியாக இல்லை அடுத்தவங்களை ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாவம் உங்களை பிரித்து விட்டு போயிடும் அப்படின்னா ஏழாம் பாவத்தை நீங்கள் பாஸ் செய்யணும் நீங்கள் கோவப்படக்கூடாது ஆனால் சூழ்நிலைகள் உங்களை மாற்றும் உங்களை கோவப்படுத்தும் உங்களை தூண்டும் மனதளவில் ஒரு டெப்ரெஷன் ஒரு தனிமை விரக்தி ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அஷ்டம சனிங்கிற அரும்பம் எட்டாம் பாவத்தோட இது என்னங்க ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுதல் ஒரு விஷயத்தை உருக்குலைத்து உருக்குலைத்து அதை மோல்டு பண்ணுறது ஒரு களிமண் வந்து இப்போ விநாயகர் சிலை இருக்குன்னு வைங்க களிமண்ணில் செஞ்சுருக்காங்க அவர் உருக்குளித்து சிவனமாகுவாங்க அப்போனா அது ஒரு ஃபார்மேஷன் மாறணும் அது அந்த வழியை அனுபவிக்கணும் சரிங்களா அதோட ஸ்ட்ரக்சரையே நீங்கள் மாற்றி அமைக்கணும் அப்போ இன்னொரு அழகான ஒரு பொம்மையில் வரலாம் இல்லையா இன்னும் அழகான ஒரு ஸ்கல்ப்சர் செய்யலாம் இல்லையா அந்த மாதிரி தாங்க இந்த அஷ்டம சனிங்கிறது அப்போ நான் தொழிலுக்கான தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் அதிகமான முயற்சி தொழில் சார்ந்த பாவத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ ஒன்பதாம் பாவம் உங்களுக்கு ராசிக்கு எட்டு ஒன்பதுக்குரிய அறிபுரி அப்போனா ஃபாரின் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஐந்தாம்பவம் பூர்வீகம் ஐந்தாம் உங்கள் குழந்தைகள் உங்கள் ஆசை உங்கள் காதல் உங்கள் விருப்பம் இது உங்கள் பூர்வீக சொட்டு இந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் பேச்சை இந்த இதெல்லாமே உங்ககிட்ட வந்துச்சுன்னு வைங்க நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் தேவையில்லாமல் பேச்சை நுழைக்கிறது இல்லை மற்றவங்க விஷயத்தில் எல்லாம் போய் தலையிடாமல் இருந்துக்கணும் சரிங்களா அப்படி இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்போ இரண்டாமவும் குடும்பஸ்தானம் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும் உங்கள் பேச்சால் அதுவுமே உங்கள் பேச்சால் உங்கள் நடத்தியால் உங்கள் குணத்தால் உங்கள் பணம் பணம் சார்ந்த விஷயங்களை இப்படி நீ அப்படி பண்ணிட்ட நான் இப்படி பண்ணேன் நீ தான் அப்படி சொன்ன இல்லை நீ கவனிக்கலை அப்படின்னா இருக்கிறதும் போயிடும் அப்படிங்கிற நிலை ஏற்படும் அஷ்டம சனி அப்படின்னா அஷ்டம சனியும் மட்டும் எப்படிலாம் ஏற்படுத்தும் பாருங்கள் பண இழப்புங்கிறது எப்படி ஏற்படுத்தும் சில பேர் தேவையில்லாமல் ஃபயர் சில பேர் மட்டும் நீங்கள் யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க ஃபயர் ஆக்சிடென்ட்டு திருட்டு போகுதல் இருண்டை உங்கள் இது எப்போ நடக்கும் உங்கள் ஜாதகம் உங்கள் சுயஜாதகம் தசாபுத்தி பலமிழந்து இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அடுத்தவர்களை நம்பி பணம் முதலீடு செய்யாதீர்கள் அடுத்தவர்களை நம்பி எந்த வேலையிலும் இறங்காதீங்க இவர்கள் மட்டும் அடுத்தவர்களை நம்பி செய்யறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிங்க பல மிருனராசிக்காரங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை ஆண்டு வந்து யோசிச்சு தான் ஒரு விஷயத்தில் அடங்குவீங்க அது எல்லாமே சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இல்லை ஒரு இன்னும் அஞ்சாறு தடவை யோசிங்களேன் இல்லை அடுத்தவங்க நான் கேட்டு முடிவெடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட்டுருங்க அடுத்தவங்க யாராவது உங்களை கோபமாக பேசினாங்களோ உங்களை நீ அப்படி பண்ணிடக்கூடாது அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அமைதியாக இருங்க ஏன்னா உங்களை தூண்டும் பாவங்கள் இது எல்லாமே அஷ்டம சனி காலகட்டங்களில் இதை எப்படி நம்ம மேற்கொள்கிறது இந்த பா ஒரு பாவத்தை வந்து முறியடிக்கும் பாவம் அதனுடைய இரண்டாம் பாவம் சரிங்களா அப்புறம் எட்டாம் பாவம் அசிங்கமாக எல்லாமே சொல்லிட்டோம் அதனுடைய இரண்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம்னா என்னங்க தொலை தூரம் பிரயாணம் அப்புறம் வந்து ஆன்மீகம் சார்ந்த பணிகள் அப்புறம் தண்டை சார்ந்த விஷயங்களில் தண்டையின் மூலம் ஒரு அனுகூலம் குரு குருவை வழிபடுதல் மண்டிர மண்டிர ஜபம் செய்தல் அப்புறம் வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை படித்தல் எல்லாம் அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை போதிக்கிறது அப்போனா உங்கள் பேச்சு நீங்கள் நல்லா பேசுவீங்க நல்லா கன்சல்டேஷன் கொடுக்குறவங்க நல்லா அட்வைஸ் பண்ணுறவங்க எந்த ஒரு விஷயம் பேச்சாலே ஜெயிக்கிறவங்க அப்போனா இரண்டாம் பாவத்தை ஒன்பதாம் பாவத்தோடு கனெக்ட் பண்ணுங்கள் ஏன் இரண்டாம் பாவத்தை வந்துட்டு பணம் சம்பாதிக்க ஒன்பதாம் பாவம் மேலே சம்பாதிங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு கிளாஸ் எடுங்க அடுத்தவங்களுக்கு இப்படி தான் போகணுன்னு வழிகாட்டுங்க நான் எட்டாம் பாவம் எட்டாம் பாவம்னா அசிங்க அவமானம் யாரையுமே திட்டி பேசாதீங்க ஆர்டர் போடாதீங்க இப்படி தான் பண்ணணும் பண்ணவே பண்ணாதீங்க ஏதோ ஒன்று எட்டாம் பாவம் ஆக்டிவேட் ஆகி இரண்டாம் பாவம் உங்களுக்கு பணம் போகும் நீங்கள் ஒன்பதாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இரண்டாம் பாவத்து மூலமாக பணம் வரும் ஒரு நல்ல மதிப்பு வரும் தொழிலும் கிடச்சிடும் ஐந்தாம் பாவமும் கிடச்சிடும் உங்கள் திறமை ஐந்தாம் பாவம் உங்கள் திறமை ஆசை ஐந்தாம் பாவத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறது அப்போ நான் அஷ்டம சனி ஒரு பாவத்தை நீங்கள் எப்படி இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சரிங்களா அடுத்து வந்துட்டு குறிப்பிடுச்சுங்க அப்போ நான் குரு பேஞ்சு நல்லா பாருங்கள் உங்கள் எட்டு குருவும் நீசம் அடைகிறார் அப்போனா குருவும் நீசம் அடைந்து உங்கள் யாருக்கு ஐந்தாம் பாவம் பெரிய ஐந்தாம் பாவ ஐந்தாம் பா பார்வையாக உங்களோட பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்குறார் ஏ ஏழாம் பார்வையாக உங்களை இரண்டாம் பாவத்தை பார்க்குறார் ஒன்பதாம் பாவத்தை நாலாம் பாவத்தை பார்க்குறார் அப்படின்னா ஐந்து ஏழு ஒம்பது பார்வைகள் இருக்குண்ணே இருக்குங்க அப்படின்னா ஐந்து ஏழு ஒம்பது பார்வைனா உங்கள் ஜாதகத்துக்கு பன்னிரெண்டாம் பெரிய ஸ்தானம் சுப செலவு அதிகமாக பண்ணுவீங்க சுப செலவு ஆன்மீகம் பன்னிரெண்டாம் பாவம் ஆன்மீகம் அதில் ஆராய்ச்சி அதில் தேடல் அதிகமாக இருக்கும் செலவெல்லாம் நீங்கள் பார்த்து தான் தான் பண்ணுவீங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க பண்ணுற செலவு திருப்தியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை குரு கொடுப்பார் ஒரு பக்கம் சனி அந்த பக்கம் நெகட்டிவ் கொடுத்துருக்காரு இதுதாங்க இதுதான் ஆச்சரியம் அந்த முப்பது வருடம் இருபத்தி மூணு வருடத்துக்கு ஒன்றா இணையிறது இதுதான் அதனால தான் மிருன ராசிக்கு வந்து பெரிய நெகட்டிவ் ஐம்பது பர்சன்ட் நெகட்டிவ் பண்ண அடுத்த ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுத்துட்டு போயிடும் அப்போனா இவர் எவ்வளோ நல்லது நல்ல விஷயம் பார்த்தீங்களா மிருன அப்போ நான் அதான் சொல்கிறேன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும் ஒரு ஒரு குலைத்து நல்ல விஷயத்தமாக மாறுறோம் அது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும் அதான் சொல்கிறேன் நல்லா பண்ணுங்கள் நான் எல்லா ராசியும் சொல்லிகிட்டு இருப்பேன் சனியும் குருவும் ஒரு சேர ஒரு பாவத்தை பார்த்தால் அந்த பாவம் அதீதமாக வேலை செய்யும் அப்படின்னா இந்த சனியும் குருவும் எட்டிலிருந்து இரண்டாம் பாவத்தை ஒரு சேர பார்க்குறாங்க இரண்டாம் பாவம்னா என்ன உங்கள் பேச்சு குடும்பம் உங்கள் தனம் பணம் சம்பாதிக்கும் வழி அப்போனா எட்டு உங்கள் பேச்சால் சில அவமானங்கள் உங்கள் பேச்சால் குடும்பத்தில் பிரிவு பேச்சால் விரக்தி அப்படிங்கிறது ஏற்படுவது நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த பேச்சை நீங்கள் பக்குவமாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த எட்டம் இந்த நீசபங்க ராஜவம் சொல்லுவோம் இல்லையா அது அற்புதமாக வேலை செய்யும் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் அந்த கெட்ட அவமானங்கிறது மாற்றும் இது உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் கிட்ட தான் இருக்குது சரிங்களா என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த அஸ்தம சனி பாதிப்பு மற்ற ராசிகளுக்கு எப்படின்னா உங்களுக்கும் இருக்கும் மாற்றிக்கலாம் ஆனால் ஐம்பது சதவீதம் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா தேவையில்லாமல் விமர்சனம் உங்களை பண்ணுறாங்களா அமைதியாக கேட்டுட்டு போங்க அவ்வளோதான் அப்போ நான் அடுத்தது வந்து ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையா உங்களை நான்காம் பாவத்தை பார்க்குது தாய் வழி உறவு முறையிலேருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு வந்து ஒரு அனுகூலம் கிடைக்கலாம் இல்லை வந்து வீடு கட்டணும் வீடு வாங்கணும் இல்லை வண்டி வாங்கணும் வண்டி கட்டணும் இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா குருவின் பார்வை குரு பார்க்கும் பாவங்கள் என்றைக்குமே செழிப்போடு இருக்கும் அதுலேருந்து ஒரு நெகட்டிவே வராது அது வந்து உங்களை தற்காத்து கொண்டே இருக்கும் குரு பார்க்கும் பாவங்கள்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் பாசிட்டிவாக யூஸ் பண்ணுற பாவம்னா இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவத்தை வச்சு தான் உங்களோட அஸ்தம சனி அஸ்தம குரு பயிற்சி எல்லா பலன்களும் இருக்குது அதை நீங்கள் பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கிறத விட நான் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரிங்களா ஒன்பதாம் பாவத்தின் மூலமாக சரிங்க நண்பர் வேறு ஏதாவது சந்தேகம் வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவ ஓம்